ஹாய் ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் நான் கேட்டீங்கன்னா தீபாவளி விசேஷம் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து எல்லாம் ஃப்ரீ ஃபயர் வந்தோன்னா ஆச்சரியமாக பார்த்து போன வாட்டி வந்த விசேஷம் மாதிரி இந்த வாட்டி ஒரு விசேஷம் வந்திருக்கு இதான் காய்ஸ் அது இதில் வந்து பிரேக் டான்ஸ் பண்ணி ஆனால் போன வாட்டி வந்த மாதிரி இந்த வாட்டி வந்திருக்கும் ஆனால் போன வாட்டி வந்து நிறைய ரேர் ஐட்டம் வந்துச்சு இந்த வாட்டி வந்து வந்து போன தீபாவளி வந்து இந்த தீபாவளி வரைக்கும் என்னென்ன பண்டல் வந்திருக்கோ எப்படின்னா புது புது பண்டல் அடிக்கடி ஈவெண்ட் விட்டாங்களா அந்த மாதிரி பண்டல் மட்டும்தான் வந்திருக்கு எக்ஸ்ட்ரா பண்டல் வந்து சாம்ராய் பண்டல் இந்த பிரேக் டான்ஸ் இது ரெண்டு எக்ஸ்ட்ரா வந்தது அப்புறம் பென்ஸ்கின்ல இந்த எம்இ எயிட்டி எயிட் செவன் இந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்தது இதில் அப்படி என்ன தான்டா சொல்ல வர அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் வந்து போன வாட்டி வந்து ஒரு ஸ்பின்னுக்கு அவன் வந்து வெறும் இருபது டேமெண்ட் கொடுத்தான் ஓகேவா இப்போ பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பின்னுக்கு இரநூறு டேமெண்ட் நூற்றி தொண்ணூத்தொம்பது டேமெண்ட் அந்த ஒரு டேமெண்ட் எக்ஸ்ட்ரா சொல்கிறது தப்பே கிடையாது அஞ்சு ஸ்பின்னுக்கு தொள்ளாயிரம் டேமெண்ட் ஓகேவா என்னோட கன் ஸ்கின்னுக்கு அதே கான்செப்ட் தான் என்ன நடுவில் வந்து ஒரு விளக்கு மாதிரி கொடுத்துறாங்க பார்ப்பீங்க அந்த விளக்கு ஒன்று கிடையாது இது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய் இருங்க இருங்க ஒரே நிமிஷம் அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படின்னா இப்போ ஐம்பது டோக்கன் இருந்தால் நீங்கள் இந்த எம்பி பார்ட்டி இந்த கன் இந்த இந்த தாம்சன் இல்லை இந்த பண்டல் இல்லை எதனா ஒரு கன்று நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மொதல் வந்து உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்களை சேர்த்து சொத்தை மாதிரி நீங்கள் விற்கணும் இந்த ஈவெண்ட் எல்லாத்தையும் முடிக்க எப்படின்னா ஒரு ஸ்பின்னுக்கு காசு இருக்கும் பண்ணுவான் நீங்கள் வந்து இப்போதைக்கு நம்ம வீடியோ பார்க்க நாலு பேரும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க அது அடுத்த விஷயம் எவனும் ஃப்ரீ ஃபயர் விளாட மாட்டீங்க இருந்தாலும் வந்து இதில் என்னென்ன ஈவெண்ட்னா இந்த பண்டல்லாம் எப்போ வந்தது இதில் வந்து ரொம்ப ரேர் காஸ்ட்யூம்னா இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு பிரேக் டான்ஸு அப்போ வந்து இந்த சாம்ராய் பண்டில் ரெண்டு தான் ரேர் காஸ்ட்யூமு மற்றபடி எல்லாமே இந்த ஒரு வருஷத்தில் எப்படின்னா போன தீபாவளிலேருந்து இந்த தீபாவளிக்குள்ளே வந்த பண்டல் இது எல்லாமே ரேம்பேஜ் பண்டல் எல்லா பண்டலுமே அப்புறம் வந்து எல்ட் பாஸ் பண்டல் நிறையா பண்டல் கொடுத்துருக்கானுங்க எல்ட் பாஸ் இல்லை எல்ட் பாஸ் தவிர மற்றபடி எல்லாமே இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் வந்த எலட் பார்ட்ஸ் தவிர மற்றபடி எல்லா பண்டிலுமே கொடுத்துட்டானுங்க அப்புறம் வந்து கீழே வந்து ரேர் ஐட்டம் நார்மல் ஐட்டம் எல்லாமே கொடுத்துட்டானுங்க என்ன பண்ணுறது இதெல்லாம் எதுக்குங்க ஒரு இரநூறு டேமேஜ் ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்ல பண்டலாக கிடையாது இதெல்லாம் மோசமான பண்டலாக இது மேலே ஏற்றோன்னா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து கன்ஸ்கின்னு போனால் எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து பன்னி எம்பி பாட்டி மட்டும்தாங்க ரேரு ரேருன்னு இல்லை மொத்தமும் பன்னி எம்பி பாட்டி அப்புறம் இந்த எம் டென்னு வேறு என்னன்னா எம்பி எயிட்டி எயிட் செவன் கூட ரேர் தான் ட்ராகன் ஜேக்கு இல்லாதவங்க கிடையாது அப்புறம் இந்த தாம்சன் ரேரு ரெண்டு தாம்சனுமே ஓகே வேறு எதுவுமே இதில் ரேர் கிடையாது அப்புறம் வந்து எம்பி ஃபார்ட்டி மேலே இது கொஞ்சம் ரேர் தான் கீழே இதெல்லாம் பார்த்தேன் எல்லாமே தீம் தீம் ஸ்கின்னு கீழே இது எல்லாமே தீம் ஸ்கின்னு நீங்கள் பண்ணால் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் படுறாம ராமத்து சாத்தியம் போகணும்னு சொல்லிட்டு கருணாகர் அமிச்சிடுவான் சத்தியமாக இதில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க நிறைய வீட்டு பேர் சொல்லுவாங்க ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க சத்தியமாக நான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க கணக்காரனாக தான் ஆகணும் எவன் வீட்டு வந்து கடன் தெரியாமல் போடும் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தீபாவளி விசேஷ இந்த ஈவெண்ட் வரும்னு சொல்லிட்டு நிறையா பேர் எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் வந்து இவ்வளோ மோசம் இருந்துச்சு இந்த ஈவெண்ட்டு இதான் இதாங்க எக்ஸ்சேஞ்சு இதில் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ஸ்பின் பண்ணீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் நூற்றி தொண்ணூறு டைமண்ட் ஸ்பின் பண்ணுறீங்களா உங்களுக்கு கிடைச்ச பண்டலாக இருந்தால் உங்களுக்கு அதுக்கு அந்த பண்டலுக்கு பதில் இந்த விளக்கு ஒன்று வச்சுட்டு நடுவில் விளக்கு அந்த விளக்கு வச்சிடும் ஓகேவா அந்த பண்டல் கிடச்சிருந்தா உங்களுக்கு விலைக்கு கிடச்சிடும் அந்த பண்டல் நீங்கள் வச்சுருந்தா விலை கிடைக்கும் எல்லாம் வந்து விலை கிடைக்காது இந்த மாதிரி வந்து நீங்கள் நூறு விளக்கு நூறு வேலைக்கு சரி ஐம்பது வேலைக்கு நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இந்த break dancer bundle samurai bundle நாற்பது வேலைக்கு சேர்த்துட்டிங்கன்னா மற்றபடி இந்த பண்டல்லாம் அப்புறம் வந்து இருபது வேலை முப்பது வேலைக்கு சேர்த்திங்கன்னா கீழே எடுத்துங்க பாருங்கள் இந்த இந்த ஒரு பண்டல் இந்த பன்னி பண்டல் மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இருபது பண்டல் சேர்த்திங்கன்னா இன்னும் இன்னும் மோசமான பண்டல் அவ்வளோ தான் பத்து பண்டல்லாம் வாய்ப்பு ஆகிடுது பத்து டோக்கன்லாம் இருபது பண்டல் தான் மேக்ஸிமம் மற்றபடி எல்லாத்துக்குமே இருபது பண்டல் இதில் இருக்கிறது நம்மளுக்கு இதாங்க எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்த பண்டல் தான் வேறு எதுவும் கிடையாது அப்படி பார்க்குறீங்க நெக்ஸ்ட்டு கன்னில் பார்த்தா கன்று அதே கான்செப்ட் தான் வைப்பானுங்க வேறு என்ன வைப்பானுங்க கன்று பார்த்தா அதுங்க ஐம்பது ஐம்பது டோக்கன் வந்து அந்த எம் எயிட்டி எயிட் செவனுக்கு டபுள் ஷாட் நாற்பது டோக்கன் வந்து பன்னி எம்பி ஃபேட்டி இதே பன்னி எம்பி ஃபேட்டி வந்து இப்போ ஒருத்தருக்கானு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் எடுத்துவாங்க அதுவும் டைமண்ட் வச்சுக்கிற விடுங்க சத்தியமாக இதுக்காக டாப் அப் பண்ணலாம் எடுக்காதீங்க ஓகேவா மற்றபடி பார்த்தா என்கிட்ட இருக்கிற கன்னெலாம் பார்த்தா இந்த நார்மல் கன்று தான் இருக்குது இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் தான் நிறைய வெப்பன் ட்ராயில் வந்து இதுதான் இருக்குது வேறு நம்ம நம்மக்கிட்ட இல்லை அதர்ஸில் பார்த்தா எக்ஸ்சேஞ்சுங்க இதெல்லாம் வேணாம் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் வெப்பனை வச்சுருக்கவங்க இருக்கீங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வெப்பனை வச்சு எடுத்துலாம் சுற்றி சுற்றி சுற்றி காசு வேஸ்ட் பண்ணால் தொள்ளாயிரத்தி அதான் ஆயிரம் வெப்பனை வச்சு எடுத்துடலாங்க ஆயிரம் வெப்பனை வச்சு ஆயிரம் டைமண்ட் வச்சு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு ஒரு நல்லது ஆனால் எவனும் எடுக்காதீங்க இதை ட்ரை பண்ணாதீங்க அவ்வளோ நான் சொல்லுவேன் இதில் ரேர் ஐட்டம் பார்த்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ரேர் ஐட்டம் தான் இருந்தாலும் வந்து எடுக்கிறதுனா சத்தியமாக முடியாது இதெல்லாம் எடுத்தால் கடங்காரனாக தான் வாங்கணும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஆனால் போன வருஷம் இது வந்து வெறும் இருபது டே இருபது டேமுக்கு கொடுத்தானுங்க ஒரு ஸ்பின்னு அஞ்சு ஸ்பின்னு நூற்றி தொண்ணூத்தொம்பது இப்போ வந்து ஒரே ஸ்பின் நூற்றி தொண்ணூத்தொம்பது டேமில் கொடுத்து வெறுப்பேற்றுறானுங்க இப்போதைக்கு யாரும் சுற்றாதீங்க சுற்றவே சுற்றாதீங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் ஓகே பாய் பாய்